சூரிய முகம் அட என்னப்பா ஏதோ ஒரு மனுஷ முகம் மாதிரி தெரியுது அதுவும் சிறுசா பளபலன்னு நாமளும் உருவாக்கலாமா இப்படி ஒரு முகத்தை இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அலுமினிய பேப்பர் பிளேட்டு கத்திரிக்கோல் பேனா அவ்வளவுதான் வாங்க ரெடி பண்ணிடலாம் நாமெல்லாம் பயன்படுத்திட்டு தூக்கி எறிகிற ஒரு அலுமினிய தட்டை எடுத்துக்குங்க அந்த தட்டோட மேல் பக்கம் அலுமினிய தகடு ஒட்டியும் பின்பக்கம் சாதாரண தாளும் ஒட்டியிருக்கும் இந்த தட்டோட மேல்புறத்தில் கண்ணு கண் மூக்கு வாய் அப்படின்னு ஒரு முகத்தை வரைஞ்சிக்கலாம் அடுத்ததாக வரையப்பட்ட கண் மூக்கு வாய் எல்லாத்தையுமே கத்திரிக்கோல் வச்சு வெட்டி எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழகான முகம் வெளிப்படுறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் மூக்கை வெட்டியதும் அந்த பகுதியை மேலே தூக்கி நடுவில் ஒரு கோடு தெரிகிற மாதிரி மடித்து விட்டுருங்க அப்போ தான் மூக்கு தனியாக நிற்கிற மாதிரி தெரியும் கடைசியாக தட்டை சுற்றி கீழ்ப்பக்கத்தில் இருக்கிற வளைவான பகுதியை வெட்டி தூக்கி போட்டுருங்க இதை பார்த்தீங்களா நமக்கு இப்போது அழகான முகம் கிடச்சிருச்சு இது பார்க்க சூரியன் மாதிரியே இருக்குது தானே அதனால தான் சூரிய முகம்னு சொன்னோம் இது உண்மையாகவே வீணாக தூக்கி எறியக்கூடிய பொருளிலிருந்து செய்யப்பட்ட ஒரு அருமையான அழகு பொருள் தான் இந்த முகம் உண்மையாகவே மிகவும் நேர்த்தியாக அழகாக இருக்குது நீங்கள் கூட இது மாதிரி நிறைய தயாரிக்கலாம் தூக்கி எறிகிற அலுமினிய தட்டிலிருந்து ஒரு அழகான முகத்தை எப்படி செஞ்சோம்னு பார்த்தீங்க நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் இத்தகைய பயிற்சியை நம்ம செய்கிறது மூலமாக எளிய பொருட்களை கொண்டு நம்மளோட படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்